தலைமை காவலர் சிவக்குமார் தனது செல்போனுக்கு தொடர்பு கொண்டு உல்லாசத்திற்கு அழைப்பதாக நாகரஞ்சினி மாவட்ட காவல்துறையிடம் ஆறு மாதங்களுக்கு முன்பு புகார் கொடுத்துள்ளார் இந்த புகார் தொடர்பாக மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டதில் பல அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தனது குழந்தை காணவில்லை என்று புகார் அளிக்க வந்த பெண்ணை போலீஸ்காரர் ஒருவர் உல்லாசத்திற்கு அழைத்ததாக ஆடியோ ஒன்று வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியை சேர்ந்தவர் நாகரஞ்சினி நீதிமன்ற ஊழியரான இவர் திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தனது குழந்தையை காணவில்லை என்றும் குழந்தையை மீட்டு தருமாறு சித்தோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் குழந்தை அவரது கணவரிடம் இருப்பது தெரியவந்தது விவகாரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும் போது குழந்தையை அழைத்து சென்றதாக கணவர் மீதும் நாகரஞ்சினி மீண்டும் ஒரு புகாரை கொடுத்துள்ளார் இந்நிலையில் அடிக்கடி காவல் நிலையம் வந்து செல்லும் போது காவல் நிலையத்தின் தலைமை காவலர் சிவக்குமார் என்பவருக்கும் நாகரஞ்சினிக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தலைமை காவலர் சிவக்குமார் தனது செல்போனுக்கு தொடர்பு கொண்டு உல்லாசத்திற்கு அழைப்பதாக நாகரஞ்சினி மாவட்ட காவல்துறையிடம் ஆறு மாதங்களுக்கு முன்பு புகார் கொடுத்துள்ளார் மேடம் சார் சொல்லுங்க சார் வணக்கம் வணக்கம் எங்க ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற போன் எடுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படியே இல்லைங்க சார் சொல்லுங்க சார் சரி கொஞ்சம் பார்த்து நேரில் பேசணும் ஒரு முக்கியமான மேட்ரு என்னங்க சார் விஷயம் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க என்ன விஷயம் சொல்லுங்க சார் ஃபோன்லேயே சொல்லுங்க பார்க்கணுங்களா பார்த்து நேரில் பேசணும்னா அது ஒரு இதாக இருக்கு ஃபோனில் பேசுறதுக்கு நேரில் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இல்லைங்க சார் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குங்க நீங்கள் எது இருந்தாலும் நேரில் பேசுறதுக்கு டைம் சந்தர்ப்பம் கிடைக்காதுங்க சார் பரவாயில்லைங்க சார் நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு இல்லைங்க இல்லை இல்லை உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃப்ரீ ஃப்ரீயாக இருந்தாருன்னா சொல்லுங்கள் நேரில் பேசிக்கலாம் ஃப்ரீங்கிறது சண்டே மட்டும் தாங்க சார் சண்டே வீட்டில் தான் இருப்பாங்க சார் சொல்லுங்கள் சரி இல்லைம்மா ஹலோ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் லைனில் தான் இருக்கேன் கேட்குதுங்களா கேட்குதுங்க சார் சொல்லுங்கள் வேற ஒன்றும் இல்லைம்மா ஒரு முக்கியமான மேட்டருங்கிறது பெரிய இதெல்லாம் கிடையாது நான் ஓப்பன் டீலிங்கில் பேசுகிறேன் சொல்லுங்கள் கேட்குதுங்களா கேட்குதுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரி கொஞ்சம் அப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல அங்க மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குல்ல ஆமாங்க மாட்டு ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு வீடு இருக்கு ஆ சரிங்க சார் சரி ஒரு அம்மா இருக்காங்க அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் ஆ சரிங்க சரிங்களா அந்த அம்மா வெளியே போக சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் உங்ககிட்ட பேசணும் ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு புரியலிங்க சார் நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் எனக்கு புரியல நீங்கள் பேசுகிறது எனக்கு இல்லம்மா அங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல மாட்டாஸ்பத்திரி இருக்கா இருக்குங்க சார் இருக்கு அந்த அங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு ஒரு அம்மா நமக்கு தெரிஞ்சுங்க சரிங்க சார் சரியா அந்த அம்மாவை நான் வெளியில போக சொல்லிடுறேன் நான் வரேன் நீ உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்குங்கிறது சொல்லுங்க அந்த டயத்துக்கு வரேன் ஒரு ஒன் ஹவர் உங்ககிட்ட பேசணும் அது ஃபோன்லேயே நீங்கள் பேசலாம்லங்க சார் அது எதுக்குங்க சார் அந்த வீட்டுக்குலாம் நீங்கள் என்ன வர சொல்கிறீங்க இருந்தால் ஃபோன்லேயே நீங்கள் பேசுங்க இல்லைம்மா போன்ல பேசினா உங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க நான் நேர்லேயே வரலாம் ம் வெளிப்படையா கேட்குறேன் சரியா ம் நீ அந்த நான் அங்கே வரேங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரியா புரியுதுங்க சார் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு ஹெல்ப் பண்ணணுமோ அந்த இது நான் பண்ணுறேன் ஓகேவா அப்படியாங்க சார் நான் யோசனை பண்ணி பதில் சொல்கிறேங்க சார் சரிங்களா சரி ஓகேம்மா எப்போ சொல்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேங்க சார் சரி சரிங்களா சரிம்மா ஆனா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல இல்லம்மா கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிட்டுருக்குறேன் சரிங்க சார் நான் அப்புறம் பேசுறேங்க சார் வைங்க சார் இல்லம்மா ஏன் அதுக்குள்ளே அவசரப்பட்டு வைக்கிறீங்க இல்லைங்க சார் நீங்க கேட்ட விஷயம் அந்த மாதிரி இருக்கு அதனால நான் ஃபோன் வைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சரி சரிங்களாங்க சார் நான் வைக்கிறேன் இல்லம்மா ஓகே சரி இந்த புகார் தொடர்பாக மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டதில் பல அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த நாகரஞ்சினிக்கும் தலைமை காவலர் சிவக்குமாருக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் காவலர் சிவக்குமார் நாகரஞ்சினிக்கு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை கடனாக கொடுத்துள்ளார் கொடுத்த கடனை நாகரஞ்சினி கொடுக்காமல் இழுத்தடித்து வந்துள்ளார் இந்நிலையில் காவலர் சிவக்குமார் உல்லாசத்திற்கு அழைத்ததாக நாகரஞ்சினி ஆடியோவை வெளியிட்டுள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆனால் போனில் பேசியதாக வெளியாகியுள்ள ஆடியோ தன்னுடையது அல்ல என்று காவலர் அப்போதே மறுத்து குரல் பரிசோதனைக்கு தயார் என்றும் தனது உயரதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களுக்கு முன்பே விசாரணை முடித்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது இந்நிலையில் தான் காவலர் உல்லாசத்திற்கு அழைப்பதாக ஆடியோ தற்போது மீண்டும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாகவும் காவல்துறை தரப்பில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது ஆடியோ மட்டும் வெளியிட்டு வரும் நாகரஞ்சினி சம்பவம் தொடர்பாக எந்த புகாரும் கொடுக்காமல் போலியாக சித்தரித்து ஆடியோ வெளியிட்டு வருவதாகவும் ஏற்கனவே அவர் மீது அரசு வேலை வாங்கி தருவதான புகார் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது